ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பீட்ரூட் ஸ்மூதி இதுக்கு வந்து நான் சுகர் ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா பீட்ரூட்லேயே வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் பேரிச்சம் பழம் போடுறேன் இது ஒரு ஆறு பேரிச்சம் பழம் இது ரெண்டு பேருக்கு நான் செய்கிறேன் இதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்குது அதனால் வந்து பாலும் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து திக் மில்க்னால் இதில் வந்து ஸ்வீட்னஸ் இது போகிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கார்னிஷ் பண்ண கிரானுலா வச்சுருக்கேன் கிரானுலா ரெசிபி நான் ஏற்கனவே வந்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது நல்ல ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் இதுக்கு வந்து நான் குட் லைஃப் மில்க் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த மில்க்கு இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு குக்கிங்கும் கிடையாது நம்ம ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம் பிளெண்டரில் வந்து நம்ம இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய பீட்ரூட் அதனால் நான் வந்து ரெண்டு பேருக்கு வேண்டியது மட்டும்தான் போட போகிறேன் இதில் பேரிச்சம் பழம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடியில் வந்து கொஞ்சம் கிரானுலாக போட்டுக்கலாம் இதில் வந்து எல்லா நட்ஸும் வந்து கலந்துருக்கு இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கிரானுலா போட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சும்மா கிரானுலா வந்து நம்ம பாலில் சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்மூதியில் வந்து போட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தி ரெசிபி கூட பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது சுகர் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு நல்ல இது ஹார்ட் டிசீஸ்க்கு பிளட் ப்ரெஷர் எல்லாம் வந்து லோவர் பண்ணும் இதில் வந்து பி சிக்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பாடியில் இருக்கிற எல்லா நச்சுத்தன்மைலாம் வந்து எடுத்துரும் பீட்ரூட் கேரட் இது போல் வந்து ட்ரிங்க் கூட நாங்கள் எங்கள் சேனலில் இருக்குது போட்டிருக்கோம் அது டீடாக்ஸ் ட்ரிங்க்குன்னு சொல்லி இது வந்து பீட்ரூட் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கூட வந்து அனிமியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே நல்லது இது போல் நிறைய வந்து இதுக்கு வந்து இதுக்கு இதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது லிவருக்கு ரொம்ப நல்லது இப்போ இது லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நிறைய சுகர் இருக்குது அதனால் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு ரெசிபீஸ் எல்லாம் கூட இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்